hello gamers welcome back you channel நீங்கள் பார்க்குறது கேட்குறது த்ரீ இடியட் கேம் பிளே நான் அவங்க இருக்கோம் இது வந்து க்ரியேட்டிவ் மூடு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்களே ரூம் கால் விளையாடுற மாதிரி அதை தான் விளையாடலான்னு வந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும் வந்ததில் எங்கே சரி க்ளோவில் அது போகலான்னு பார்த்தா க்ளோவல் முதற்கொண்டு எல்லாமே நமக்கு சதியாக தான் விளையுது ஃபஸ்ட்டு வந்து அன்லிமிட்டட் பாம் அப்படின்றதுனால எடுத்து இது வச்சிட்டோம் ஓகே பாம் போடலான்னு பார்த்தா எங்கே நின்று அடிக்கிறானுங்களா கன் எடுத்துன்னு வந்து ஒரு எட்நூறு டைமண்ட் கொடுத்தா ஆரம்பத்திலே நல்லா இருந்திருக்கும் கரீனா வந்து ஆனால் இதில் வந்து இவனுக்கு என்ன பண்ணிடுறானுங்கன்னா ஐநூறு டைமண்டாக கொடுத்துருவே முந்நூறு டைமண்ட் குளோவல்னு கொடுத்துட்றானுங்க ஒரு குளோவலாவது ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்கன்னா எதனா கரெக்ட் பண்ணலாம் எங்கே இது இன்னும் இன்னும் வரல ஏய் சரி அங்கே அவன் ஒருத்தன் தனியாக இருக்கிறான் அவனையும் பிடிச்சி நடிச்சு போட்டானுங்க யார் அவன் அடித்தவன் எங்கே எனிமையாக காண தோக்குறான் வாடா ஒரே அட்ரா வாடா வாடா வாடா வாடா வாடா வாடா முஞ்சே எப்போ வாடா டேய் வாடா அந்த பக்கம் வாடா ஆ ஏய் எப்பட்றா அங்கேருந்து இங்கே அடித்த ஒரே அடியிலே நான் நாக் ஆகிட்டேன் அதுவும் புல்லட்டு மேலே கூட படலை மக்களே இது நீங்களே பார்த்துக்கங்க இதுக்கும் எனக்கு எதாவது சம்மந்தமும் இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது மேட்ச் தான் இப்போ வந்து அந்த பக்கம் இப்படி வந்து தனியாக எவனா ஒருத்த வரட்டும் மினி ஊசி வச்சுனுங்கிறேன் அப்படியே சைடில் ஒருத்த வரான் எழுச்சா வாயன் பொண்ணா பையனான்னு கூட தெரில வாடா வாடா டேய் இப்போ வாடா எங்கடா கரா நீ வாடா ஒரே அடி மினி ஊசியில் அழுத்தி பிடிச்சிட்டோம்ல ஓகே இப்போ ஏகே எடுத்துட்டேன் இப்போ ஏகேவிலே அவன் அடித்து தள்ளிடுறேன் இந்த பக்கம் ஆ க்ளோவல் போட்டுக்கினேன் மெடிக்கெட் போட்டுக்கினேன் அப்புறம் அடிக்கிறேன் என்ன அடிக்கடா அவன் விந்துச்சு விந்துச்சு விந்துச்சு ஓகே ஓகே ஓகே சீக்கிரம் போன போன போனோம் டேய் சீக்கிரம் கதவு தரங்கடா யாரா தந்தாச்சு எங்கே போகிறான் தோக்கறான் எனிமி பய அடா பரதேசி பயலே இங்கே இருந்தாடா பார்க்காத மாதிரி இருக்கிற சரி ஃப்ரெண்டாக இல்லை எல்லாருக்கிட்டுமே போன மேட்ச் எமௌண்ட் போட்டான் அதனால தான் எமௌண்ட் போடலாம் அப்படின்னு நினச்சேன் அது வந்து ஃப்ரெண்டு சொன்ன அந்த மாதிரி ஒருத்தன் எமௌண்ட் போகிறானு எவனே தெரியல அவனுக்காக தான் எமோட் போடணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன் ஓகே அடுத்து இப்போ எங்கே வரோம் இங்கேருந்தே அடித்து பார்க்கலாம் எங்கே எவனுமே தெரில அதான் அட என்னடா இது லோன் தான் ஆ இருபத்தேழு இருபத்தேழு எங்கே ஆ ஓகே நாங்கள் நாங்கள் அட என்னடா குளோவல் போட்டு ரிவே பண்ணிக்கிறீங்க ஆ இன்னொரு ரெண்டு நாக்கு நான் பண்ணது தான் ரெண்டு நாக்கும் அட இவனுங்களே வந்து எனக்கு ஆப் அடிக்கிறானுங்க இவனுங்கெல்லாம் கூட டீம்மேட்ஸ்னு வெளியே வேறு வரானுங்க ஐயோ மெடிக்கெட் சுற்றுறோம் மெடிக்கெட் சுற்றுறோம் இல்லை எங்கே போகிறது பாம்பு தூக்கி போடலாம் வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான் இப்போ அவன் தான் க்ளோஸ் ஆகிட்டான் ஓஞ்சி போ ஓஞ்சி போ இப்போ அடுத்து தான் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரெண்டுக்கு ஒன்று ஓகே இப்போ வந்து முதல்ல மெடிக்கெட் சுற்றிலாம் அப்புறம் கன்னுலாம் நமக்கு தேவையானது எல்லாமே இருக்குது ஓகே அப்படியே டேரெக்டாக மேட்ச்சில் போயிட்டு இறங்கி அடிக்கிற அடியில் தாரி தப்பட்டைகள் கிழிந்து இவனுங்க வேறு பாருங்க கைஸ் எங்கனாக்கு அடிக்கலான்னு ஸ்கோப் போட்டால் நேற்றுக்கு தான் இவனுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி விளாட்றானுங்க எங்கே யாரையுமே காணும் தோ தோ தோ தோ ஐயோ என்னடா இது வட வட வட செத்துட்டேன் சாவுகிற இப்படியே ஒரு கில்லு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கானோ ஐயோயோ எங்கே அவன் ஐயோ இவனை வேறு முடிச்சு போட்டுக்கிறானுங்க நமக்காக சரி அதில் எதுனா லூட் அது இருக்குமா இருக்காது ஆனால் அப்போவே ஆஃப்லைன் இருக்கிறோம் ஆனால் என்னடா நீங்களே முடிச்சு பிடிக்கணும் ஒரே ஒரு கில்லோட விட்டிங்களாடா டேய் சரி பரவாயில்ல இப்போ வந்து மூணுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவங்க நான் ஒரே மேட்ச் தான் ஜெயிச்சானுங்க ஸ்டார்டிங்கில் ஓகே இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா அட நாசமாக போன ஈடுபட்ட பயல்களா ஏன்டா இப்படி வந்து என் உயிரை வாங்குறீங்க அப்படியே ஓரமாக போன வாட்டி மாதிரி அப்படியே ஓரமாக போயிட்டு விடலாம் அதை ஒருத்தன் நிற்கிறான் வட வட வட வட வட வட வட அட்டாண்டா ஓசிக்கில் போட்டுட்டீங்க அப்படியே குளோவில் குளோவில் போட்டாச்சு போட்டாச்சு போட்டாச்சு போட்டாச்சு ஸ்கைலர் இதில் வேறு அந்த எபிலிட்டி பவர்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஸ்கில்லாம் இதுலேயே வச்சு சாதனை கூட அள்ள முடில நீங்களே பாருங்கள் மக்களே ஒரு ஸ்கைலர் பவர் உடம்புல எதுவுமே இல்லை ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது ஜாலியாக அது நான் அவனுங்களாலே எதுவும் இல்லைல்ல எந்த கேரக்டர் எத்தாந்தாலும் இதுக்கு தான் காயலாங்கடை கூட பிரயோஜனம் என்னடா அது ஐயோ ஆ இவ்வளோ பெரிய இடமா ஆ போட்டுக்கிறீங்களா யார் மாச்சான் எவ்வளோ குளோவல் போட்டான் அப்படின்னு காத்தான் இவன் இல்லைன்ட்டான் அதனால் ஆ போடு போடு போடு உன் இஷ்டத்துக்கு தானே மெடிக்கெட் சுற்றிட்டு அடிக்கலாம் அவனுக்கு அடாடி குளோபல் போடாது போட்டதுக்கு ஒரு மெடிக்கிட் சொத்துக்கு எமௌண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஃபீல் ஆயிடுச்சு ஓகே இப்போ வந்து அடுத்து இன்னொருத்த ரெண்டே பேர் தாங்கிறானுங்க எங்கே அவன் இதோ இருக்கும் அவனுக்கு அப்படியே பாம் போட்டுனே போயிட்டு அவன் அடிச்சு போட்டான் ஓகே எமௌண்ட் போடுறான் எமௌண்ட் போடுறான் இவன் தான்டா எமௌண்ட் போட்டது அப்படின்னா இவனடா பார்க்கறதுக்கு வடக்கன்ஸ் மாறிக்கிறான் இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லனுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொக்கா பேண்ட்டு குத்துருவானுங்க ஜாலியாக வச்சு விளாடுங்கப்பா அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது அடுத்து வந்து எங்கே போகிறது நாலு மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அவனுக்கு ஒரே மேட்ச் தான் இன்னும் எத்தனை இது மாதிரி எம் டென் தூக்கி பிடிச்சி நிற்கிது ஏற மாடு எம் டெனில் வச்சு அடிப்பீங்க தண்டக்கரமான ஐயோ என்னடா இது இந்த அடி அடிக்கிறீங்களா எங்கே வராங்க இனிமே நம்மால் போட்ட குளோவல் தானே இது அப்போ அந்த பக்கம் எப்படி அடித்தான் இதுவும் ஓசிக்கல் ரெண்டு ஓசிக்கல் மக்களே இதில் வாங்கி போ சனேன்னு ஆடி ஆடி ஆடி ஆடி ஆடி மூணு ஓசிக்கில் ஓசிக்கில் போடுறதுல நம்ம ஆளுங்க பெரிய ஆளுங்க இருக்கிறாங்கப்பா அப்பாடா ஓகே ஏதோ நம்மளால் முடிஞ்சுது ம் உட்காந்து அட்ரா டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குனு இதான் பார்க்கல நம்மளால் முடிஞ்சது எவனா நாக் பண்ணி விட்டானா எமௌண்ட் போடலான்னு தான் பார்க்குது அவன் வேறு ஒருத்தன் வந்து அடிச்சுன்னு கெடுக்கிறான் டே டே டே ஏன்டா தனியாக எமௌண்ட் போடுறானு கோவமா சரி வா நீ தனியாக வாடி இங்கே என்ன இருக்குது மேகு ஓகே மேக் கரெக்ட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து எங்கி எங்கி எங்கி எங்கி ஆ தோத்துட்டானுங்க ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அஞ்சுக்கு ஒன்றுன்ற விதத்தில் ஜெயிச்சுட்டு இருக்கோம் மாறா எங்கே அடுத்து என்னடா இது காளானா வாங்கி குவிச்சுனுங்கிறோம் நமக்கு தான் ஏற்கனவே ரெண்டு செட் காளான் கொடுத்த ஒரு செட் காளான் கொடுத்துட்றேன் அப்புறம் எதுக்குடா நீங்கள்லாம் இதை வாங்கி போட்டுன்னு கிடைக்கிறீங்க மொட்டா பசங்களா ஓகே என்னடா இது என்னடா ஒன்றுமே ஆ நாலு அடி பட்டதுமே குளோவால் போட்டுக்கிறானுங்க நாங்கள்லாம் என்ன பண்ணுறது கிட்ட தான் போயிட்டு அடிக்கணும் போல இப்போ எம்டன் வச்சுருக்கோம் ஒரு அழுத்து அழுத்துனா என்ன ஒன்றுமே வரையில ஒரு என்னடா அடிக்கிறீங்க மேப்பை பார்த்தா தெரிறீங்க ஆளை பார்த்தா காண மாட்டேன்து என்ன பண்ணுறதோ இது இது பக்கா சாக்கடையான்னு தெரில இவனுங்களுக்கு இந்த மாதிரி இவனே ஒத்தாச்சு முடிச்சுக்கிறான் பரவாயில்லையே சாவு சாவங்கடா செத்த பசங்களா எத்தனை வாட்டி அமௌண்ட் போட்டிருப்பீங்க மச்சானுங்க இப்போ வந்து அடுத்து நம்ம எதனா ஒன்று வாங்கிட்டு போயிட்டு அவனுங்களை கழட்டி மாட்டிட வேண்டியது தான் வேறு வழியே கிடையாது என்னடா பாம் இங்கேருந்தே போட்டுனுங்கிறீங்க ஏன் அவனுங்களுக்கு போடுங்கடாண்ணா ஆ விழுந்துச்சு அங்கே இவனுக்கு தான் விழுறானுங்க இப்போ அடுத்து அடிக்கிற அடியில் சும்மா தாரை தப்பட்டைகள் பிழிந்து கிழிய வேண்டாமா பரதேசப்பையன் அவன் முன்னாடி வந்துட்டுக்கிறான் இரு மச்சான் ஒரே கே ரெண்டு கிலோ அடித்தா போதும்மா ஊருக்கு முன்னாடி வந்துடுவேன் டே ஏன்டா ஏன் உனக்கு இந்த கொலை வெறி அமௌண்ட் போட்டேன்ட்டா சரி விடு இதெல்லாம் வெளியேற்று சொல்லி சொல்லிடாத என்ன எங்கே ம் வாடா வாடா வாடா இந்த பக்கம் வாடா ஐயோ பின்னாடி வரத்தேன் வாடி ஒட்டை கழுத பின்னாடி நின்று அடிக்கிறேன் அடுறோம் என்னடா ஆ ஐயையோ என்னடா இது எமோட் போடலான்னு வரையா வா சாவுடா செத்த பயலே சாவு சாவு சாவு ஏய் இரு அவனை நான் போட்டு தான் எமோட் போட்டு தான் அடிக்கணும் ஆ அப்போ சாவுடா கொய்யால எமோட் போடலாம் நான் வரேன் அங்கேருந்து யாருக்கிட்ட இதுக்காகத்தானே வாசைப்பட்டேன்றே கோ அப்படின்ற அளவுக்கு தான் வச்சுருந்தேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால் ஏழுக்கு மேட்ச்சு நாம் ஜெயிச்சிருக்கோம் அவங்க ஒரே மேட்ச் தான் ஆரம்பத்தில் அடித்தானுங்க அதுக்கப்புறம் அடிக்கிறதே இல்லை ஐயோ பாவம் இப்போ வாடா டேய் எவனா ஒருத்தன் வாங்கடா ரெண்டு கில்லு பத்து பதினோ எட்டு கில்லு பத்து கில்லு ஆகிருக்குது அவன் ஒன்று கில் அடிக்கலாம் நம்ம வந்துடலாம் ஐயோ என்னடா அடிக்கிறீங்க என்னடா ஐயோ என்னடா ஒரு கில் அடிக்க விட்றீங்களாடா டேய் ஒழுங்காக வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கடா அவனும் பாம்பு போட்டு விட்டோம் என்னடா ஆடுறது முரட்டாலாக ஓடுறேன் வா உக்காந்து எமௌண்ட் போடலாம் ஆ ஐயோ எமௌண்ட் போடுறதுக்குள்ளே சேர்த்து போயிட்டான் ஐயோ பாவம் யார் பெற்ற பிள்ளையோ இப்போ அடுத்து எங்கே அந்த புள்ள அங்கே தான் இருக்கானா ஆ ஆ இப்போ நான் போய் ஒரே அடி தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் எங்கே அவன் எங்கே மனம் இங்கே தான் இருக்கியாடா நாதாரி சாபுடா நான் தான் அடித்த பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கா